serre les dents. Je me tais. Si tu t'arrêtes avant, c'est quelque heure. என்ன ப்ரோ இவ்வளோ தண்ணி நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ ராஜேஷ்குள்ள கடை இங்க பாருங்கண்ணே ஏய் ரோடே ஆட்டவே காணமே ப்ரோ பிரபு நம்ம நினச்சிட்டு இல்லை பிரபு பயங்கரண்ணே பயங்கரம் நம்ம நினைச்ச அளவுக்கு இல்லை அது கூடுதல் அதான் அதான் இங்கே பாருங்க ஒரு கட்டலாம் பாருங்க ஐயோ என்ன பாதி வந்துருச்சுண்ணே பஸ்ஸில் பாதி இருக்குது இறக்கி விட்டாங்க இருந்தே கூட முடியாது போயிரு இங்க எதுக்கு இந்த பக்கம் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் கழிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் உனக்கு தண்ணி கூட இருக்காது என்ன பிரபு ஒரு நாளைக்கு அதான் ஒரு நாள் தானே காலையில பாருங்க பாபு வீடு தானே இது பாபு அது இந்த பஸ்ஸு போகிறதுனாலேயே நிறைய பஸ்ஸு போகும்போது வீட்டுக்குள்ள அடிச்சு ஏறுது நான் பஸ்ஸு போகும்போது வீட்டுக்குள்ள அடிச்சு ஏறுது அவ்வளோ தண்ணி பிரபு வாங்கினேன் முன்னாடி ஐயோ நமக்கு நல்ல நேரம் இருந்திருக்கு பிரபு கொஞ்சம் லேட் ஆயிருந்தாலும் அந்த வண்டி விட்டுருப்போம் நடந்து நடந்து வர முடியாது பாருங்க முக்கியமாக என்ன இருந்தா Sound Si tu t'arrêtes avant, c'est quelque l'heure.